தேசிய ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு தமிழக காவல்துறை சார்பில் கன்னியாகுமரி முதல் குஜராத் வரையிலான சுமார் இரண்டாயிரத்தி எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இருசக்கர வாகனம் பயணம் செல்வோரை திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் நிலக்கோட்டை காவல்துறை கண்காணிப்பாளர் சுகுமார் சால்வை அணிவித்து பழங்கள் வழங்கி வரவேற்றார் அம்மை நாயக்கனூர் காவல் ஆய்வாளர் சண்முகலட்சுமி இரவு அறுசுவை உணவு வழங்கி இரவு தங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தார் சீர்காழி நாகேஸ்வரம் உடையார் திருக்கோவிலில் கடந்த ஏழாம் தேதி நவராத்திரி குழு வைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இந்நிலையில் ஒன்பதாம் நாள் உற்சவத்தில் பொன் நாகவள்ளி அம்மன் மகிஷாசுரம் அர்த்தனி அலங்காரத்தில் அருள் பாலித்து அசுரனை அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதுபோல் சீர்காழி புற்றடி மாரியம்மன் கோவில் கோமலவள்ளி அம்மன் ஆலயம் அங்காள பரமேஸ்வரி ஆலயம் ஆகிய கோவில்களிலும் அம்மன் அம்புவிடும் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது இறுதியாக அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகர் பகுதியில் புகையிலை விற்பனை செய்யப்படுவதாக தொடர் புகார்கள் வந்தது இதையடுத்து தனிப்படை போலீசார் சீர்காழி நகர் பகுதியில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் புகையிலை பொருட்களை அருகில் உள்ள கடையில் வைத்திருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் சீர்காழி திருக்கோழக்கா தெரு மளிகை கடையில் சோதனையிட்டனர் அந்த கடையில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் மூட்டை மூட்டையாக வைத்திருந்தது தெரியவந்தது இதையடுத்து ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான ஒன்பதாயிரத்தி இருநூறு பாக்கெட் பறிமுதல் செய்த தனிப்படை போலீசார் அதனை விற்பனை செய்த கஜேந்திரன் என்பவரை கைது செய்து சீர்காழி காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் மேலும் தப்பியோடிய கடை உரிமையாளர் வினோத் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர்